ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பெருண்டை செடி நம்ம எப்படி வளர்க்குறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நான் சென்னையிலேருந்து ஒரு மூணு பீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பெருண்டை வந்து ஒரு தொட்டியில் அந்த ஜாயிண்ட்டு உள்ளே போகிற மாதிரி அதாவது மண்ணில் புதையிற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் மூணு ஜாயிண்ட் வச்சுருக்கேன் இது வந்து எப்படி வளருதுன்னு நம்ம பார்க்கலாம் பெரண்டை வந்து ரொம்ப ஆர்த்ரிட்டிஸ் ப்ராப்ளம்க்கெல்லாம் ரொம்ப நல்லது முட்டி வலி கை கால் வலி எல்லாம் இருக்கிறவங்க வந்து இது தொடர்ந்து வந்து இது சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது சட்னியோ பொடியோ அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் எங்கள் சேனலில் ரெண்டு ரெசிபியும் இருக்குது நீங்கள் பாருங்கள் இது எப்படி வளர்க்குறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது எவ்வளோ நாள் ஆகிறது வளர்கிறதுக்குன்னு சொல்லி அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர் டேஸ் ஆயிடுச்சுங்க இது வச்சு இப்போ வந்து ஒன்றும் இதில் ஒன்றும் மாற்றம் தெரியல அப்படியே தான் இருக்குது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது இப்போ ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சு போகுது அந்த பக்க அந்த ஜாயிண்டில் இருக்கிற அந்த ரூட்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து இப்போ வந்து காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே நம்ம பார்த்தோம் இப்போ வந்து இது ஒரு மூணு வாரம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே காஞ்சி போச்சு ஆனால் வந்து ஒரு ஜாயிண்ட்டில் மட்டும் ஒரே ஒரு இதில் வந்து ஜாயிண்ட்டில் மட்டும் வந்து அழகாக ஒரு வந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் சின்னதாக வந்து ஒரு துளிர் வந்திருக்கு ஒரு க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து சின்னதாக வந்திருக்கு பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு சொல்லி இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் சின்ன ஒரு துளிர் விட்டுருந்துச்சு அது ஒரு வாரம் கழித்து பாருங்கள் அழகாக வந்து ஒரு இலை விட்டுருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா வந்து ஒரே ஒரு தண்டில் தான் வந்து இப்போ இலை வந்திருக்கு ஒரு ரெண்டு லீவ்ஸ் வந்து அதில் வந்துருச்சு இப்போ வந்து இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் அப்போ பக்கத்துலேயும் வந்து அங்கே ஒரு லீஃப் வந்துருச்சு இன்னும் ஒரு இன்னொரு ஜாயிண்டில் ஒரு லீஃப் வந்திருக்கு இது வந்து ஃபுல்லாகவே காஞ்சு போச்சு அதில் வந்து எதுவுமே வரல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இது காஞ்சிட்டு இப்போ வந்து அழகாக வந்திருக்கு திருப்பியும் வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு நான் வளருதுன்னு இப்போ பாருங்கள் ரெண்டுத்துலேயும் வந்து நல்ல லீவ்ஸ் வந்துடுச்சு ஒரு பிரான்ச் வேறு வந்திருக்கு அந்த இதில் ஒரு பிரான்ச் இதில் ஒரு பிரான்ச் வந்து பிரிஞ்சிருக்கு அதுலேருந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இன்னொன்று வந்து அப்படியே தான் இருக்குது அதில் வந்து இன்னும் ஒன்றும் வரல பட் வந்து அது கீழே வந்து ஒரு இது டாட் மாதிரி வந்திருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் இது முழுசுமே வந்து காஞ்சு போச்சு ஆனால் வந்து அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அது கட்டாயம் வந்து அந்த ஒரு ஸ்டெம்மும் வந்து வரும்னு சொல்லி வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது பட் இது அந்த ரெண்டுத்தில் வந்து நல்ல பிரான்ச்சும் பிரிஞ்சிருச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது அது கீழே இருக்கிறது கொத்தமல்லி அது பார்க்காதீங்க இது வந்து பெரண்டை வந்து இது ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்று ட்ரையாக ஆயிடுச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாள் ஆக போகுது இது நல்லா வளர்றதுக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு நிறைய பிரான்ச்சஸ் வந்துருச்சு இதோட கதை வந்து பெரிய கதை நாங்கள் வந்து சென்னையில் போய் லாக்டவுனில் மாட்டின்ட்டோம் மாட்டிட்டு த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து ஒன் மந்த் பிளான்ட்டை வந்து விட்டுட்டு போனேன் இது வந்து தண்ணி ஊற்றுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை பட் அப்பப்போ மழை வந்துச்சு போல இருக்கு தெரியல நான் வந்த உடனே செடி தான் வந்து பார்க்க வந்தேன் பார்த்தோன்னா அழகாக வந்து நல்லா படந்து நிறைய பிரான்ச்சஸோட ரொம்ப அழகாகவே வந்து வளர்ந்துருச்சு இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த்ஸ் ஆயிடுச்சு நல்லா வந்து வளர்ந்துருக்கு இப்போ வந்து நம்ம வந்து uh, கொழுந்தை வந்து எடுத்து நம்ம வந்து சட்னி செஞ்சுக்கலாம் பட் இப்போ வந்து இதுக்கு வந்து லைஃப் வந்து ஃபோர் மந்த்ஸ் ஆயிடுச்சு இப்போ ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லா பிரான்ச்லேயும் வந்து பிரான்ச்சஸ் வந்துருச்சு காஞ்சி இருந்துச்சுன்னு சொன்னல அதில் கூட வந்து நல்ல பிரான்ச் வந்து அழகாக வந்து லீவ்ஸ் வந்துருச்சுங்க எதுவுமே நான் வச்சது மூணு வச்சேன் மூணுலேயும் வந்து எதுவும் வேஸ்ட் ஆகல உங்களுக்கே தெரியுது பாருங்கள் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு செடி தான் நிறைய பேருக்கு வந்து அதுவும் வயசானவங்களுக்கெல்லாம் முட்டி வலியெல்லாம் சகஜம் அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லது நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செடி வளர்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போடுங்க எவ்வளோ நாள் ஆகுதுன்னு எனக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு இது ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த செடியை பார்க்கும்போது நீங்களும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற ரெசிபீஸ் எல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள் Thanks for watching.